அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராம் அதிமிதா வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆ பிரிவு பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி கூகலூர் நான் பேச வந்துள்ள தலைப்போ இணையவழி கல்வி சுகாமா சுமையா கல்வி என்பது நம் வாழ்வின் முக்கிய அங் அங்கமாக வகிக்கிறது கல்வி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் முழுமை முழுமை அடைவதில்லை அக்கல்விக்கு ஒரு சவாலாக இந்த ஆண்டு இருந்தது அதாவது ஒரு வைரஸின் காரணமாக பள்ளிகள் அனைத்தும் மூடி முடக்கப்பட்டு விட்டன ஆனாலும் குழந்தைகள் தனது படிப்பான மறந்து விடக்கூடாது என்று ஆன்லைன் வகுப்பு தொடங்கிவிட்டனர் ஆசிரியர்கள் இது சில நடுத்தர குடும்பக்கத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு சிரமமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஆன்லைன் வகுப்பில் சில பாட புரியவில்லை என்றாலும் ஜூம் மீட்டிங் மூலம் நடத்துகின்றனர் ஆசிரியர்கள் இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சவாலாக இருக்கிறது ஆன்லைன் வகுப்பிற்கு தேவையான மின்சாரம் அறித்திற அறித்திறன் பேசி முதலிய வசதிகள் தேவைப்படுகின்றன எவ்வளவு வசதிகள் ஃபோன் மூலம் இருந்தாலும் நாம் கற்கும் கல்வி பள்ளியில் சென்று படிப்பு போன்ற இருக்காது ஆனாலும் கல்வி கற்றல் என்பது முக்கிய பங்காக இருப்பதனால் ஆன்லைன் வகுப்பை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எனவே இணைய வழி கல்வி சுமைதான் என்றாலும் சுகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பள்ளிகள் திறக்கும் வரை இணைய வழி கல்வியை கற்றுக்கொள்வோம் சீக்கிரம் பள்ளிகள் திறக்க வேண்டும் என எனது